संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः ॐ गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः வீற்றிருக்கும் திரு காளியப்பன்ஜி திரு கார்த்திக்ஜி மற்றும் பெரியவர்கள் இந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் மாணவ செல்வங்கள் இந்த விழா ஏற்பாடு செய்த அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம சுதந்திர தின விழா அது எழுபத்தஞ்சாவது சுதந்திரம் அப்படிதானே நம்ம பிரதமர் பாரத பிரதமர் மோதிஜி அவர்களோட ஆணையின்படி எல்லா வீட்லையும் நம்ம தேசிய கொடி ஏற்றிருக்கோம் அப்படி தானே இங்கே யார் வீட்ல எல்லாம் தேசிய கொடி ஏற்றினாங்க எல்லார் வீட்லேயும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பாரத பிரதமர் சொல்லி நம்ம எல்லாம் செய்யணும் முன்னாடி இப்போ பாரத பிரதமர் கொரோனா நேரத்துலேயும் ரெண்டு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்த நம்ம நிறைய செஞ்சோம் அப்படி நம்ம நாட்டுக்கு மேலே ஒரு நல்ல மக்களுக்கு மேலே அன்பு உள்ள ஒரு பிரதமர் நமக்கு கிடச்சிருக்கார் அப்படி தானே தெரியும் தானே அவர் எப்படி வந்தார் இது மாதிரி நிறைய தலைவர்கள் நம்ம பாரத தேசத்தோட ரொம்ப நேசித்தவங்க இல்லையா பாரத நாட்டை நேசிக்கணும்னு அப்படின்னா என்னது நம்ம நாட்டை நேசி அப்படி அவங்க பெரியவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க சின்ன பதிமூணு வயசு பையன் அவனும் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு இல்லையா அப்ப நம்ம எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருக்கு நம்ம எல்லாம் சுதந்திரம் எப்படி பாதுகாக்கிறது சுதந்திரம் என்ன அப்படி நமக்கு தெரியுமா அவங்க அழகா சொன்னார் முன்னாடி பேசின ஒருத்தர் நம்ம ஊர்லயே சுதந்திர போராட்ட வீரர்லாம் இருந்தாங்க இந்த மாதிரி வரலாறுகள் நமக்கு தெரியணும் தெரியுமா பெரியவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்தா என்ன நம்ம தேசத்தை பத்தி தெரியும் சத்ரபதி சிவாஜி நமக்கு தெரியும் இல்லையா தெரியும் சிவாஜி எப்படி வந்தாரு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அங்க கோட்டை தெரியுது அந்த கோட்டையில என்ன இருக்குங்க அங்க பச்சை கொடி பிறக்குது அந்த பச்சை கொடி எத்தனை வயசுல சின்ன வயசுல ஆறு வயசுல அங்கிருந்து தப்பி ஓடினவர் என்னெல்லாம் எல்லாமே எதிரிகள் நம்ம நாட்டை வந்து பிடிச்சிட்டு நம்மள அடிமைப்படுத்தின ஆட்கள் அப்படி இல்லையா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அந்த இடத்துல நம்ம காவி கொடி பறக்கணும் நம்ம தேசிய கொடி பறக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி அங்கே வந்தார் அவர் வாழ்ந்து காட்டினார் எதனால அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணணும்னா பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் தேசபக்தியை சொல்லி கொடுக்கணும் தெய்வீகம் தேசியம் நம்மளோட கண்கள்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணு போயிட்டுன்னா என்ன ஆயிடும் பிரச்சனை தான் ரெண்டு சொல்லி கொடுப்போம் ஆனா கோயில போறவங்க மற்ற மதத்தில் உள்ளவங்க அவங்க வழிபாட்டு தலங்களுக்கு போறாங்க அங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க அங்க அவங்க வழிபாட்டு தலத்துல வழிபாடு பண்ணுவாங்க ஆனா அவங்க மதத்துக்கு மேல ஒரு ஈடுபாடு இருக்கும் அவங்க மதத்துக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கிண்டல் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க நம்ம மதத்துல யாராவது கிண்டல் பண்ணா கேட்பாங்களா நம்ம எல்லாம் கோயில வழிபாடு பண்றோம் இல்லையா சாமி நல்லா வழிபாடு பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா நம்ம சாமி பத்தி யாராவது கிண்டல் பண்ணா நம்ம கோவம் வருமா அது சாமி பார்த்துப்பார் இல்லையா அப்படி நம்ம ஆனா தெய்வத்தை பத்தி நம்ம முழுமையா சொல்லி கொடுத்துருக்காங்களே நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா இல்ல பேருக்கு போய் சாமி கும்பிடும் அதே மாதிரிதான் தேசபக்தி எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா நமக்குள்ள தேசபக்தினா ஏதாவது தெரியுமா நம்ம தேசிய கொடியெல்லாம் எரிக்கிறாங்க கொண்டு தெரியுமா நமக்கு தேசிய கொடினா எவ்வளவு புனிதமானது பிரதமர் மோ நமக்கு காலையில கொடியேற்றணும் சாயங்காலம் இறக்கிடணும் சூரியன் அஸ்தமனம் இறக்கணும் இல்லையா நம்ம நாடு சுதந்திரம் எப்படி கிடைச்சது நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களாக எப்படி இருந்தாங்க இந்த மாதிரி விஷயம் நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம தேசத்தை மதிப்போ தேசபக்தி நமக்கு இருக்கும் நம்ம தேசத்தை பத்தி யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா நம்ம கோவம் வரும் நம்ம சாமியை பத்தி யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் நமக்கு ஆஹ் கோவம் வரும் கோவம் வந்து என்ன பண்ணுவோம் சாமி பார்த்துப்பார் நம்ம சாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்ல கிருஷ்ணர் வந்தாரு கிருஷ்ணர் வரும்போது என்ன பண்ணாரு இல்லையா அவர் பகவான எதுக்கு தான் செஞ்சார் இல்லையா அவர் கடவுள் இருந்தா நினைச்சு மாத்தினாரா இல்ல எதிர்த்து போராடினார் அந்த மாதிரி ராமர் இருந்தார் ராமர் ராவணனை தூக்கிட்டு போயிட்டான் கடவுளே வந்தார் கடவுள் அடுத்த மனசை புகுத்தி நம்ம போய் பிரார்த்தனை பண்றல அதுக்கு வேண்டி சொல்றேன் எவனா எதிரி வந்தானா நம்ம சாமியை பத்தி கிண்டல் பண்ற இல்ல தேசத்தை பத்தி கிண்டல் பண்றேன்னா சாமியை பார்த்து பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணாக்கா நடக்குமானா நடக்கலாம் ஆனா கடவுள் என்ன பண்ணுவார் நம்ம எல்லாம் சோம்பேறியா இருப்போம்னு அவர் அங்கே இருந்துருவார் என்ன பண்ணுவோம் நம்ம எதிர்த்து வேலை செய்யணும் கிருஷ்ணன் நமக்கு உதாரணமா இருந்தாங்க அரக்கர்கள்லாம் வந்தப்ப அவங்க எதிர்த்தாங்க இந்த உடம்ப வச்சுக்கிட்டு மனுஷ உடம்பு எடுத்து வந்தாங்க என்ன பண்ணாங்க ஆ எதிர்த்தாங்க இல்லையா அதை நம்ம என்ன பண்ணா நம்ம தீமை வரும்போது நம்ம எதிர்க்கணும் கடவுள் வந்து பார்த்துட்டு கடவுள் நமக்கு துணை இருப்பார் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ துணுர்தர கிருஷ்ணன் இருக்குன்னு கடவுள் வெளியாண்டி வேலை செய்ய எல்லாருமே கொல்லணும் கிடையாது என்ன பண்ணும் தீமை வரும்போது நம்ம தேசத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நமக்கு தெய்வ தெய்வீகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும் ஆ எதிர்த்து நிற்கணும் சரிதானே அப்போ என்ன பண்ணணும்னா அதை பற்றி நமக்கு தெரியணும் அப்படிதானே தேசம்னா என்ன தெய்வீகம்னா என்ன நமக்கு தெரியணும் தானே அது நம்ம முதல்ல படிக்கணும் அதனால எங்கள் ஊரில் எங்கள் சமயம் நடக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படி தானே நடக்குதுன்னு எத்தனை பேர் வருவாங்க இங்கே வருவீங்க மொத்தத்தில் எத்தனை பேர் வருவாங்க இங்கே இருக்கிறவங்க சமய பிள்ளைங்களா தெரியும் நம்ம நிறைய பேர் வரவழைக்கணும் இல்லையா அப்படி தானே நீங்கள்லாம் பக்கத்து வீட்டில் இருக்க அம்மா அப்பா அப்பாவெல்லாம் கூப்பிடணும் கூப்பிடுங்க நீங்கள் அம்மாவெல்லாம் சமைப்பாங்கன்னு சொல்லி சமைப்பாங்கன்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு வருவியா கூப்பிட மாட்டேன் அம்மாவுக்கு சமயத்தை பற்றி தெரியும் தானே இல்லையா தெரியணுமா நமக்கு தெரிஞ்ச மட்டும் போதுமா இல்ல அம்மா அப்பாவுக்கு தேசபக்தி வேணும் தானே இல்லையா கடவுளை பத்தி தெரியணும் தானே நம்ம பெரியவங்களையும் கூப்பிடணும் மற்ற மதத்தில் உள்ளவங்களை பார்த்து நம்ம படிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க அவங்க மதத்தை பத்தி படிக்க சின்ன பிள்ளைங்கள் மட்டும் போறது இல்ல பெரியவங்க எல்லாம் போறாங்க வயசான தாத்தா தொண்ணூத்தொன்பது வயசு தாத்தா பாட்டி இருந்தாலும் எங்க போவாங்க அவங்க மதத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போவாங்க நம்மளும் போகணும் அப்படி தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தேசத்தை பத்தி பலன் தான் சொன்னாங்க தெய்வீகம் தேசியம் ரெண்டு கண்கள்னு இந்த சுதந்திர போராட்ட நாட்கள் நம்ம என்ன பண்ணணும் இந்த சுதந்திர தினத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த விழா ஏற்பாடு பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இங்க வந்து பாடும் இல்ல மறந்து போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் அப்படி சொன்னாலும் கூட அந்த தைரியம் வருது இல்லையா நான் வீரபாண்டி கட்டபொம்மன் பத்தி பேசணும் மருது சகோதரை பத்தி பேசணும் இல்லையா சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி விழாக்கள் நம்ம நடத்தணும் நடத்தின மட்டும் போதாது அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும் அதுதான் முக்கியம் சரிதானே அதனால இந்த சுதந்திர போராட்ட சுதந்திர தின நில நாட்கள் நம்ம கொண்டாடணும் எதுக்குன்னா இந்த மாதிரி நமக்கு ஞாபகப்படுத்து இப்போ சொன்னாங்க இல்லையா பதிமூணு வயசு பையன் இதே மாதிரி ஒரு பையன் இருந்தான் அந்த பையனான்னு எனக்கு தெரியல அவன் இறந்த பிறகு அவனோட சாம்பலை எடுத்து எல்லா கொண்டு எரிச்சாங்க எரிச்சு என்ன பண்ணாங்கன்னா அவனோட சாம்பல் எரிச்சு எல்லா தாய்மார்களும் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏன்னா எல்லா தாய்மார்களுக்கும் உள்ளேயும் அந்த பையனோட ரத்தம் போய் கல அவனோட வீரம் போய் கலக்கணும் அப்படி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை இந்த குருதாஸ் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த பையனோட அஸ்தி சாம்பலை கலந்து குடிச்சாங்க அப்படி நம்ம நாடு தேசபக்தியில் ஊரான ஒரு நாடு சின்ன குழந்தைகளுக்கு இருக்கணும் வாஞ்சிநாதன் எல்லாம் சின்ன வயசு சின்ன வயசு பையன் மாதிரி தான் அப்படி எல்லாம் சுதந்திர ஒரு தாகத்தை கொடுத்த ஒரு நாடு அந்த நாளில் அவங்களெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் நமக்கு உள்ள தேசபக்தி வளரணும் நம்ம பிரார்த்திக்கணும் இறைவனுக்கு அருள் புரியட்டும் வணக்கம்